ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மேங்கோ கேக் பண்ணலாம் இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிள் இது நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன் உப்பெல்லாம் போட தேவையில்லை நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம் இதுக்கு எக்கு அவசியம் இல்லை பட்டர் அவசியம் இல்லை இந்த மாம்பழம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறதுனால சர்க்கரை கூட கொஞ்சம் குறைச்சலாக நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு பெரிய மாங்காய் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வச்சுருக்கேன் இதில் முக்கால் கப் சர்க்கரை இருக்குது கால் கப் எண்ணெய் கொஞ்சம் வாசனைலாம் இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கோங்க இது கோல்ட் வின்னர் அரை கப் தயிர் இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட்டு நம்ம செய்யணும் அதுக்கும் வந்து அந்த சர்க்கரை தான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ முதல்ல வந்து நம்ம சர்க்கரையை பொடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மாம்பழத்தை அரைச்சிக்கலாம் இப்போ வந்து சர்க்கரை வந்து நம்ம அரைச்சாச்சு இப்போ மாம்பழத்தையும் நம்ம அரைச்சிடலாம் இப்போ மாம்பழத்தையும் நம்ம அரைச்சாச்சு இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டு கப்பும் வந்து நம்ம அரைச்சாச்சு இப்போ நம்ம வந்து ஒரு கப் அந்த மேங்கோ பல்ப் வந்து நம்ம போட்டுக்கலாம் ஒரு பேனில் இதில் வந்து நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த நம்ம பொடிச்சு வச்சோம் இல்லையா அதில் ஒரு சக்கரை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தான் போடுறேன் இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கொஞ்சம் நேரம் வந்து நம்ம இப்படியே கலக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் கெட்டியாக வந்த பின்னாடி நம்ம வந்து அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து குக் பண்ணுங்கள் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இது வந்து கொஞ்சம் கெட்டி ஆகிட்டு வருது இது இதை நல்லா ஆறட்டும் அதுக்கப்புறம் நம்ம கேக் மிக்ஸ் தயார் பண்ணிக்கலாம் இப்போ அதே பேனில் இன்னொரு கப்பு மாம்பழத்தை வந்து நான் இதில் போட்டுட்டேன் இப்போ அடுத்த கப் மாம்பழம் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் இதுக்கு வந்து ஒரு ஆறு டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன் வந்து நல்லா கலக்கி விட்டுடலாம் இதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிறேன் இதை வந்து நல்லா குக் பண்ணிடுங்க ரெண்டுமே வந்து ஒரு சாஸ் பதத்துக்கு வந்தோடனே நம்ம எடுத்துடணும் ரொம்ப கெட்டியெல்லாம் வேண்டாம் இப்போ இந்த பதத்தில் நம்ம எடுத்துடலாம் இப்போ நான் ஒரு பழைய குக்கர் வந்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து கடாயிலையும் பண்ணிக்கலாம் இல்லை பாத்திரம் ஏதாவது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்டாண்டை நான் வந்து போட்டுவிடுறேன் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நீங்கள் குக்கர் மூடியும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இது போல் வந்து ஒரு மூடியும் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒன்று இது வந்து கேக் செய்கிறதுக்குன்னு வச்சுருக்கேன் இங்கே வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் இது ஹீட் ஆகட்டும் இது போல் ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் பட்டர் பேப்பர் வைக்கிறேன் கொஞ்சம் மேலே வந்து நம்ம கொஞ்சம் ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கலாம் ஆயிலோ பட்டரோ நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதே அளவு தான் நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வந்து வீட்டில் இருக்கிறத வச்சு தான் வந்து நான் செய்கிறேன் ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம கேக் மிக்ஸ் வந்து தயார் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் போட்டுக்கலாம் maida baking soda baking powder கொஞ்சம் உப்பு இதை வந்து நம்ம ஒரு மூணு தடவையாவது வந்து ஜலிச்சிக்கலாம் அப்போ தான் அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் அவ்வளோதான் இப்போ இதில் வந்து நம்ம இந்த சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் மிச்சம் இருக்கிற சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன் நான் இது வந்து ஜஸ்ட்டு அந்த பேஸ்ட்டுக்கு எடுத்த சர்க்கரை இப்போ இதில் அரை கப் தயிரையும் ஊற்றிடலாம் இதை வந்து ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நல்லா வந்து கலந்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து இந்த எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயை ஊற்றிக்கலாம் அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வந்து எண்ணெய் தயிர் சர்க்கரை எல்லாம் நல்லா கலந்து வரணும் இது ரொம்ப நேரம் ஆகாது கொஞ்ச நேரத்துலேயே வந்து நல்லா கலந்துரும் இவ்வளோ நல்லா கலந்து வந்துருச்சு பாருங்கள் சரி இப்போ அந்த மாம்பழம் வந்து பேஸ்ட் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதையும் அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது மேங்கோ கேக்னால நான் வனிலா அசன்ஸ் யூஸ் பண்ணல நீங்கள் வேணும்னா அதுவும் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதே முட்டை போட்டு செஞ்சோன்னா கட்டாயம் வந்து கொஞ்சம் எசன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா முட்டை ஸ்மெல் போகிறதுக்காக இப்போ இது நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு இப்போ இதோட வந்து மாவு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஜலிச்சு வச்சுருக்கிற மாவை வந்து ஒரு த்ரீ பார்ட்ஸாக நம்ம ஆட் பண்ணி இதை கலந்துக்கலாம் இது வந்து ரொம்ப கலக்க வேண்டாம் ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி எடுத்தால் போகிறோம் நிறையா கேக் நம்ம போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன் இது வந்து ஜஸ்ட் இப்படி காலைக்கு விட்டால் போகிறோம் லம்ப் இல்லாத கலந்துக்கோங்க இதையும் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மொத்தத்தையும் வந்து நம்ம கலந்துடலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு தெரிஞ்சால் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனோ ரெண்டு டேபிள் ஸ்பூனோ மில்க் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஆற வச்ச பாலை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்குது நீங்கள் இதே போல் நீங்கள் செஞ்சீங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ நல்லா கலந்தாச்சு நம்ம வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்துக்கு நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கொஞ்சம் டாப் பண்ணிக்கலாம் இந்த ஏர் பபிள்ஸ் இருந்தால் வந்து இது ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இப்போ இது வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு பத்து நிமிஷம் இது உள்ளே வந்து இதை வச்சுருங்க வச்சுட்டு நம்ம மூடி போட்டுடலாம் தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் இதை நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போ கரெக்டாக தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது இப்போ வெந்துடுச்சு நம்ம எடுத்துடலாம் எடுத்து நல்லா ஆறட்டும் நம்ம கேக் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்ல சாஃப்டாக இருக்குது இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த மேங்கோ சாஸ் வந்து நம்ம மேலே வந்து போட்டுக்கலாம் இந்த கிளேஸ் இது இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது செஞ்சு பாருங்கள் இதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸ் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆல்மண்ட்ஸும் பம்கின் சீட்ஸும் வச்சுருக்கேன் இப்போ நம்ம சூப்பரான மேங்கோ கேக் ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள்